அனைவருக்கும் வணக்கம் ஆண்டனிஸ் வாய்ஸ் இணையதள என் அன்பு சொந்தங்களே நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே இளம் பெண்களே குழந்தைகளே அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்களும் ஆசீர்வாதங்களும் மீண்டும் உங்களை இந்த வலைதளத்தின் மூலமாக தொடர்பு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் புரிக்கினா ஃபாசோ என்ற நாட்டில் இருக்கிறேன் வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலே இப்பொழுது சகோதரி சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நல்ல அருமையான ஒரு சூழ்நிலை நல்ல மழை செம்ம மழை நல்ல அருமையான சூழ்நிலை காலநிலை இதுதான் முதல் இல்லம் கப்பூச்சின் தொலைவுடைய முதல் இல்லம் இங்கே வந்தப்போ அவங்க வாடகை வீட்டில் இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு எங்களுடைய அகில உலக சபையினுடைய தலைவர் பொருளாதார உதவி செய்து இந்த இல்லத்தை கட்டியிருக்கிறார்கள் பிரான்சிஸ் அசிசியார் இல்லம் இது இந்த இல்லத்தை தொடர்பு கொண்ட அவர் பங்கு பெரிய பங்கு அறுபதாயிரம் பெயர் கொண்ட கத்தோலிக் கிறிஸ்தவர்களை கொண்ட பங்கு ஒரு புதிய ஒரு ஆலை பழைய ஒரு ஆலயம் ஏற்கனவே கட்டியிருந்தாங்க ஒரு ஷெட்டு மாதிரி அதெல்லாம் திருப்பணி நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது ஒரு பெரிய ஆலயம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள் அது ஏறக்குறைய நாலாயிரம் பேர் ஒரே நேரத்தில் திருப்பள்ளி காணக்கூடிய ஒரு வசதி கொண்ட அருமையான ஒரு ஆலயம் அது கட்டி முடிக்கப்பட்டால் அது பிரம்மாண்டமாக இருக்கும் இருக்கின்ற ஆயர்களே அதை பற்றி பெருமையாக சொன்னார்கள் மேலுமாக இங்கே இந்திய சகோதரர்கள் இங்கே வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அருட்தந்தை வின்சன் பாபு அவர்கள் இங்கே தலைமை சகோதரராகவும் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக அருட்தந்தை ஆல்பர்ட் அருட்தந்தை ஹாரி ஜோசப் இருக்கிறார்கள் மேலும் அவரோடு தொடர்ந்து பணி செய்கின்ற அருட்தந்தை வியானி அருட்தந்தை அருண் அருட்தந்தை அப்சலோம் அருட்தந்தை கேப்ரியல் அருட்தந்தை சதீஷ் இவர் அடுத்தது தீபன் அடுத்தது ஸ்டீஃபன் இவர்கள் அனைவரும் இந்தியர்களாக இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வில்சன் வில்சன் செசில் ஆ அடுத்தந்தை செசில் வில்சன் வந்திருக்கிறாங்க இப்போ அவர் இப்போ வெளியில போயிருக்கிறார் ஆக இவ்வளவு பேர் இங்கே இருக்கிறாங்க அது அது இல்லாமல் இவர் குருமார்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு தந்தையர்கள் உருவாகியிருக்கிறாங்க ஆர்டினேஷன் வாங்கிட்டாங்க குருப்பட்டம் வாங்கிட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க மீதி இரண்டு பேர் தியாலஜி மூன்றாம் ஆண்டு மீதி இரண்டு பேர் ஃபிலாசபி அல்லது ரீஜென்சி நாவிசஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மறை பனித்தலம் வேத போதக மறை பனித்தலம் நிறைய த நிறைய சவால்கள் நிறைந்த அன்பார்ந்த மக்கள் நிறைய சவால்கள் இருந்த ஒரு பணித்தளம் அது உணவாக இருக்கட்டும் கிளைமேட்டாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு சவால் தான் இருந்தாலுமே அதில் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒழுமுச்சோடு துணிந்து எல்லாரும் பணி செய்கிறார்கள் முகமலர்ச்சி எல்லாரையும் சந்திச்ச சந்தோஷமாக அவங்க என்ன தங்களுடைய பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள் கேட்கும்போதே பிரமிக்கிறது எங்களுடைய கார் சார்பாக நம் சார்பாக அவர்கள் பணி செய்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிப்போம் அவர்களுக்காக தொடர்ந்து நம்முடைய தோழமையை கொடுப்போம் அன்பார்ந்தவர்களை இதுவரையிலும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க தொடர்ந்து எங்களுக்கு இந்த இந்த எங்கள் சகோதரர் காஜிபிக்குமார் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Israel முதன் முதலாக புர்கினா ஃபாசோ என்கின்ற இந்த மறை பனி தளத்திற்கு கப்புச்சின் துறவிகள் வந்தபோது வாடக வீட்டில் தங்கியிருந்தார்கள் பிறகு இங்கே இவருடைய இந்த பணி அதிகமாக அல்லது பொருளாதார சூழ்நிலைகளுக்காக எங்களுடைய அகில உலக கப்புச்சின் துறவிகளின் தலைவர் ஜெனரல் பேர் ஜெனரல் அவர்களுடைய உதவியால் இந்த இல்லம் கட்டப்பட்டது கப்பூச்சின் துறவிகளுடைய இல்லம் பக்கத்திலேயே புதிய ஆலயம் ஒன்று எழுப்பப்படுகிறது ஒரே நேரத்தில் நாலாயிரம் பேர் அமர்ந்து திருப்பலி காணுகின்ற ஒரு அருமையான ஒரு ஆலயம் கட்டு கட்டிக்கொள்ள கட்டி இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளிலே நான்கு திருப்பலிகள் மற்ற நாட்களில் காலையிலும் மாலையிலும் திருப்பலி துறவிகள் ஸ்டூடெண்ட்ஸ் வலா இன்னும் அவர் ஃபயர் பக்குவம்மா இவர் ஃப்ளோராந்த ஈஸ் ஃப்ளோராந்த ஈஸ் பக்குவம்மா தியோலோஜியன் இஸ் அ தியோலோஜியன் தியோ தேர்ட் இயர் தியோலஜினா த்ரோசியமானே Tu as vous tu tous... Ah bah les pas, stagiaires, oui, oui, oui. Je comprends pas. Je comprends pas, oui, oui. Stagiaire. Regents. And is... Uh, Paco, oh non, lui, lui uh, Charles. De quel stage, toi Théologie Non, le même like Paco. Paco même Charles, Oui, tu es stagiaire, non oui, Toi seconde year théologie. Ah oui. Un assistant. <laughs> Je croyais que vous... ப்ரிஷாக்கு பக்குவமா ஓகே ஓகே ஓகே அவங்க ரெண்டு பேரும் ஸ்டாஷியராக இருந்தால் ரீஜென்சி பண்ண போகிறாங்க இவர் மூன்றாம் ஆண்டு இறையல் படிக்க செல்கிறார் சின்ன பிரதர்ஸ் வராங்க காலை ஜபங்கள் முடித்துவிட்டு வருகிறார்கள் அலே அலே இப்போது இவர்கள் தங்களுடைய மொழியில் பாடல் பாடப் போகிறார்கள் Ouais. Non, non, moi je voulais que ça soit une Allez, ça y est. deux comme ça. Un, deux, trois. Ah, voilà. Il est plus grand que moi. C'est bon. Vous pouvez chanter si, tu, si vous voulez. Santé, c'est bon. Non, Ou un, un chant. hein. non. Bah, juste pour. euh, C'est pas grave. Hein, vous, chantez très bien. Hein. Oui, ça y est, déjà. Merci beaucoup. Bonjour. Allez. Ah allez-y. allez euh, je vais présenter chacun. Euh, Fire. Albert Albert சகோதரர் சார்லஸ் சகோதரர் ஃப்ளோரந்த சகோதரர் பக்கோமா சகோதரர் ஜூலியா சகோதரர் கொர்னை சகோதரர் அருண் சகோதரர் வின்சன் பாபு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இப்பொழுது ஒரு பாடல் பாட போகிறாங்க தென் அப்புறமா அவங்க ஏதாவது பேசுவாங்க மெத்தால் un chant pour, pour entendre no- votre voix, hein, une belle voix. Ibaraka swala. Ibaraka swala wenami. கடவுளே நன்றி அப்படிங்கிறார் மோரையில பாடுறாங்க. Ibaraka swala wenami. Je ne pas Même en, français, si vous voulez. Ah, pas de hein? ah, ça va. Euh, partout dans le monde C'est En, plusieurs voix, comme vous avez chanté euh, à l'oratoire. C'est justo quase. Ah, toma. Ah, do, Untuk sekecia ve penuh La notre vie sur Na nossa ici-bas Seigneur, merci, merci Seigneur, merci, merci. நன்றி மெர்சி தேங்க்யூ Merci. பேசணும் Voilà. Voilà, Julien, peut-être euh, tu peux parler de ton. Oui. <laughs> Quel- quel- Ah, vous restez comme ça. ah, oui, I c'est will bien. speak in English. Yeah, in English, c'est bien. I am Brother Gillian Compaore. I was ordained priest uh, last uh, Saturday at the cathedral. Uh, I'm very happy of my religious vocation and I'm hopeful of uh, the future of the Capuchin mission in Burkina Faso and I do believe that uh, by the effort of each one of us, uh, God will uh, use us for the salvation of uh, our brothers and sisters in Burkina Faso and everywhere God may send us. Wow. And uh, I'm very grateful to the provincial and his counselors, what uh, they are doing for the mission here and also we pray God for each one of them, for the brothers in India, so that um, we may work to develop uh, this kind of collaboration between Burkina Faso and India. And if the possibilities have been given to Asha, uh, to missionary to come here they are always welcome and uh, we are happy to welcome them. And also we thank uh, all the brothers who have been here since 1999 uh, till today. Each one with his own gift uh, has uh, given the best of himself uh, for the welfare of the mission here. And we are very grateful to each one of them. Eh, nowadays, Brother Vincent Babu is the provincial delegate, uh, and we are very grateful to him for everything he is doing here. And we pray God for him so that he may still have uh, the strength to do what God has uh, missioned him uh, to do nowadays. We ask him to prepare very well the place for those who will come to work on the same land Isa, he has shielded them. Very, very thank you. We are very grateful wow. to bravo, bravo, bravo, bravo, Julien. Peut-être passe quelques mots en தமிழ் தான். தம்பி வந்து மிக மகிழ்ச்சியோடு தம்பி மிக மகிழ்ச்சியோடு இங்கே அவர் அவரை பற்றி சொன்னார் கடந்த சனிக்கிழமை தான் குருவானார் இந்த சரி சில நாட்களிலே மிக ஆர்வத்தோடு பணி செய்து கொண்டிருக்கிறார் மிக மகிழ்ச்சியோடு இந்த புர்கினா பாச நாட்டிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது முதல் இன்று வரை வந்து பணி செய்து கொண்டிருந்த பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கின்றார் ஒவ்வொருவரும் அவர்கள் உள்ள அவருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த தேசத்திற்காக தங்களை கொடுத்திருக்கிறார்கள் இறைவனுக்காக கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கின்றார் அதே நேரத்தில் கடவுள் இவர்களை கொண்டா ஜபிக்கிறார் இந்தியாவுக்காகவும் ஜபிக்கிறேன் என்று சொல்கிறார் இன்னும் வரப்போகின்ற இந்தியாவில் வரப்போகின்ற சகோதரர்களுக்காகவும் ஜபிக்கிறேன் என்று அவர்களோடு சேர்ந்து பணி செய்வேன் என்றும் உறுதியளிக்கிறார் இவருடைய பணி சிறக்க நாம் ஜபித்துக் கொள்வோம் நன்றி ஃபாதர் வின்சன் பாபு நன்றி thank you very much for your Uh, uh, wishing and uh, your witness to our Indian prayers. எங்களுடைய சகோதரர்களுக்காக நீங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொண்ட உங்களுடைய இந்த பகிர்வை எங்களுடைய சகோதரர்களுக்கு நான் அறிவிக்கிறேன் தெரிவிக்கிறேன் நன்றி அப்போ அப்பா என் photo <laughs> வணக்கம் வணக்கம் நன்றி Lafi Biame. Lafi Biame. Comment dire Bonjour, Voilà. இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களுக்காகவும் நான் உங்களுக்கு உங்கள் உங்கள் அனைவருக்கும் நான் அறிமுகம் பண்ணுற செய்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த மறை பணித்தளத்திலே பணி செய்கின்ற அருட்சகோதரர்கள் குரு மாணவர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறார்கள் இவர் அனைவரும் இன்று தங்களுடைய ஜபங்களை முடித்துவிட்டு இந்த நேரத்திலே நமக்காக இந்த பகிர்தலை பங்கு பங்கு கொண்டார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரர் உணவருந்தும் இல்லம் காலை உணவருந்து கொண்டிருக்கிறேன்